புதுச்சேரியில் ரவுடிகளில் யார் பெரியவர் என்ற போட்டியில் வீடு புகுந்து வெடிகுண்டு வீசியும் அறிவாளால் வெட்டியும் ரவுடி படுகொலை செய்யப்பட்டார் இரண்டு நண்பர்களுக்கு பதத்த காயம் ஏற்பட்டது இது தொடர்பாக மர்ம கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் அருகே சண்முகாபுரம் வடக்கு பாரதிபுரத்தைச் சேர்ந்தவர் பன்னீர்செல்வம் ரவுடியான இவர் தனது வீட்டில் நண்பர்கள் சக்தி பாலாஜி உள்ளிட்டோருடன் நேற்றிரவு மது குடித்துவிட்டு பேசிக் கொண்டிருந்ததாக தெரிகிறது அப்போது இரவு பத்து மணியளவில் மர்ம கும்பல் அங்கு வந்தது பன்னீர் செல்வத்தின் வீட்டினுள் புகுந்து திடீரென நாட்டு வெடிகுண்டுகளை வீசியது பின்னர் பன்னீர்செல்வம் மற்றும் உடனிருந்த இரண்டு நண்பர்களையும் அறிவாளால் சரமாறி வெட்டியது இதில் மூன்று பேருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டது சத்தம் கேட்டு அப்பகுதி மக்கள் அங்கு வந்தனர் மூன்று பேரையும் மீட்டு கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக பன்னீர்செல்வம் ஜிப்பர் கொண்டு செல்லப்பட்டார் ஆனால் செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்தார் சக்தி பாலாஜி ஆகியோருக்கு கதிர்காமம் மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து தகவலறிந்த எஸ்பி பக்தவச்சலம் கேஓரிமேடு இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினர் கைரேகை நிபுணர்கள் தடயங்களை பதிவு செய்தனர் இச்சம்பவம் குறித்து கேரோரிமேடு போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விசாரணையில் மூலக்குளம் பகுதியைச் சேர்ந்த ரவளிகளான ஜாண்டி என்ற செந்தில்நாதன் கும்பலுக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் யார் பெரியவர் என்பது குறித்து முன்விரோதம் இருந்தது தெரியவந்தது பழிக்குப் பழி இது மட்டுமின்றி ஜாண்டியின் ஆதரவாளரான சண்முகாபுரம் ராம் நகரை சேர்ந்த ஜெயபால் என்பவர் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு கொடூரமாக வெட்டிக் கொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளி என்பதால் பன்னீர்செல்வத்தை தீர்த்துக்கட்ட ஜாண்டி முடிவு செய்தார் இது தொடர்பாக அடிக்கடி மோதிக்கொண்ட நிலையில் சமீபத்தில் ஜாண்டி கோஷ்டியைச் சேர்ந்த வைஷாக் என்பவரை பன்னீர்செல்வம் தாக்கியதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த ஜாண்டி தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து பழைக்குப் பழியாக பன்னீர்செல்வத்தை தீர்த்துக்கட்ட திட்டமிட்டார் அதை கச்சிதமாக நிறைவேற்ற அவரது அன்றாட நடவடிக்கைகளை ஜாண்டி கோஷ்டியினர் கண்காணித்து வந்தனர் இந்த நிலையில் சம்பவதன்று இரவு பலத்த மழை பெய்து கொண்டிருந்த நிலையில் பன்னீர்செல்வம் வீட்டுக்குள் புகுந்து ஜாண்டி மற்றும் அவரது கூட்டாளிகள் வெடிகுண்டுகளை வீசி அறிவாளால் வெட்டி பன்னீர்செல்வத்தை கொடூரமாக கொலை செய்துவிட்டு தப்பியது அம்பலமானது இதையடுத்து அந்த கும்பலை தேடி வருகின்றனர் இந்த சம்பவத்தில் ஏழு பேரை போலீசார் கைது செய்தனர் பழிக்கு பழியாக இக்கொலை சம்பவம் நடந்தது தெரியவந்தது புதுச்சேரியில் மீண்டும் வெடிகுண்டு கலாசாரம் தலை தூக்கியிருப்பது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது